அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீலர் கலைச்செல்வி பேசுகிறோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வராகியம்மன் வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் வராகியம்மன் வழிபாடு எந்த நாளில் ஆரம்பித்தா நம்மளுக்கு சிறப்பு அதனுடைய பலன்கள் என்னென்ன அதோடைய சிறப்பம்சங்கள் என்ன நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் வராகியம்மன் வழிபாடு வீட்டிலே நம்ம பண்ணலாமா எப்படி பண்ணணும் அதுக்குண்டான டைமிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ வராகியம்மன் அம்மன் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான் காளியம்மன் மாரியம்மன் வராகியம்மன் எல்லாமே அம்மன் சாமி தான் அதனால் தாராளமாக அம்மன் சாமி வராகியம்மனோட ஃபோட்டோ இருந்தால் தாராளமாக நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் ஒன்று சிலையாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி வச்சுக்கோங்க பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கோங்க அது தேய்விரை பஞ்சமாக இருந் பஞ்சமி திதியாக இருந்தாலும் சரி வளர்பிறை பஞ்சமி திதியாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பஞ்சமி திதி வந்து ரொம்ப விசேஷமான நாள் வராகி அம்மனுக்கு அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணணும் இதற்கான என்னென்ன பலன்கள் இந்த வழிபாடு பண்ணால் அது எப்படி முறையாக நம்ம செய்யணும் வீட்டில் அப்படின்றதுக்கான விளக்கம் இப்போ கொடுக்க போகிறேன் ஆனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஷ்டங்கள் விலகுங்க நம்மளுடைய கஷ்டங்கள் இருக்குது இல்லைங்களா பண கஷ்டம் மன கஷ்டம் வேதனைகள் இது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாள் வராகி அம்மன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அது மூலிமா சங்கடங்கள் கோர்ட் கேஸ் ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கோம் அது வந்து முடிவுக்கு கொண்டு வரதே வராகி அம்மன் தான் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வாரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருடம் வந்து நீங்கள் கண்டி கண்டினியூவாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது மாதத்துக்கு ரெண்டு முறை வரும் பஞ்சமி திதி நீங்கள் அதை கேலண்டரில் பார்த்துக்கோங்க இதனால் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் நீங்கள் ஒரு ஆறு மாதம் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு அது கூடைய வித்தியாசம் தெரியும் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது முதல் மாதம் பஞ்சமி தேதி அன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடத்தி கொடுப்பா அப்படி எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும் வராகியம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் துன்பங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நிறது வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னா அந்த விஷயத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாள் வராகி அம்மன் அதனால் மறக்காதீங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை மாதம் ஒரு முறை எடுத்துக்கோங்க பஞ்சமி திதி எடுத்துக்கோங்க அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமானது நீங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ எதுக்கோசரம் வேண்டுறீங்களோ அது நடக்கும் அது திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆகும் அதற்குண்டான வீடியோ வந்து கிளிப்பிங் வந்து அதுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வராகி அம்மன் வழிபாடே செஞ்சிங்கன்னா போதுமானது அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் விலகும் நோய் நொடிகள் இருக்காது மனப்பிரச்சனையும் இருக்காது பண கஷ்டமும் இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் முடிவுக்கு வரும் எதிரிகள் காணாமல் போவாங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு எல்லாம் நம்ம யாரையும் எதிரியாக நினைக்கிறது இல்லை ஆனால் எதிரிகள் உருவாகிறாங்க ஆனால் அந்த எதிரிகள் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் அதனால் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும் எதிரிகளுக்கு ஒரு வணக்கம் வச்சு நன்றி சொல்லுங்க ஏன்னா அவங்க மூலியமாக தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்றோம் இல்லை எதிரிகளே இல்லைன்னா நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி தான் நம்ம இருப்போம் லைஃப் வந்து ஒரு நார்மலாக போயிட்டுருக்கோம் எதிரிகள் வேணுங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு அவங்க வந்து நம்ம முன்னாடி பேசக்கூடாது அதாவது அதிகம் பேசக்கூடாது அதே மாதிரி நம்ம கண்டா ஒதுங்கி போயிடணும் எதிரிகள் எதிரிகள் தொல்லை துளி அளவு கூட இருக்காதுங்க வராகியம்மன் வழிபாடு பண்ணினீங்கன்னா அப்படின்னாவே எதிரிகள் காணாமே போயிடுவாங்க உங்கள் கண்ணிலே தென்பட மாட்டாங்க உங்கள் சுற்று வட்டாரத்திலே உங்கள் பக்கமே வரமாட்டாங்க அது உங்கள் கண்ணுக்கும் காட்டி கொடுப்பாங்க யார் எதிரிகள் சில பேர் வந்து எதிரிகள் வந்து டைரக்டா மோதுவாங்க உங்களுக்கு தெரியும் இன்னும் சில பேர் வந்து எதிரிகள் வந்து மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க அதாவது உங்களுக்கு தெரியாது நண்பர்களாக பழகுவாங்க ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவங்க பழகிறதே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க உங்களுக்கு தெரியாது அடையாளம் தெரியாது ஆனால் வராகி அம்மன் அந்த அடையாளத்தை காட்டி கொடுப்பா அப்படி அது தெரிஞ்சிடும் தெரிஞ்ச வாட்டி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கும் சரி உங்களோட இந்த பூஜை பண்ணும்போதே நீங்கள் அந்த உங்கள் வீட்டுக்கும் வர முடியாது ஏன்னா அந்த சக்தி வந்து அந்த அளவுக்கு அவங்கள அடிக்கும் எதிர்மறையாக அதனால் எல்லா நிறைய விஷயங்கள் வந்து நிறைவேற்றி கொடுப்பா அப்படிங்க வராகி அம்மன் இந்த வழிபாடு வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இப்போ முதல்ல என்ன வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கலசம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு விளக்கு பற்ற வைங்க நெய் தீபம் ஏற்றணும் தேங்காய் விளக்கு ஏற்றினாலும் ஏற்றலாம் நெய் போட்டு தேங்காய் விளக்கு ஏற்றலாம் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை பஞ்சு திரி இருக்குது இல்லைங்களா பஞ்சு திரி ஏற்றனாலும் ஏற்றலாம் இல்லை தாமரை தண்டு திரி கிடைச்சாலும் நீங்கள் அதை வச்சு ஏற்றலாம் தேங்காய்க்கு இல்லை வீட்டில் வந்து மண் விளக்கு தான் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழு மண் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த ஏழு மண் விளக்குலையுமே நெய் விட்டு பஞ்சு திரியோ இல்லை தாமரை தண்டு திரியோ இருந்ததுன்னா அதில் நீங்கள் எரிய விடணும் சரிங்களா அம்மனுக்கு பார்த்த மாதிரி அதாவது நீங்கள் கிழக்கு பக்கம் உட்காந்து நீங்கள் இந்த விஷயமெல்லாம் செய்யணும் கிழக்கு பக்கமாக உட்காந்து தான் நீங்கள் செய்யணும் சாமியும் கிழக்கு பக்கம் இருந்தால் நல்லது நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து நீங்கள் கிழக்கு பக்கம் சாமி வச்சாலும் ஓகே இல்லை நீங்கள் வடக்கில் உட்காந்து கிழக்கு பக்கம் சாமி வச்சுருந்தாலும் ஒன்றும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வடக்கோ இல்லை கிழக்கு பார்த்த மாதிரி தான் நீங்கள் உட்காந்துருக்கணும் அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க சாமியும் வடக்கோ இல்லை கிழக்கு பக்கம் தான் சாமியோட ஃபோட்டோ இருக்கணும் அதாவது ஃபோட்டோ இருக்கலாம் சிலையாகவும் இருக்கலாம் அது உங்கள் இஷ்டம் வாங்கி வைக்கிற உங்களை உங்களுடைய இது பொறுத்து இருக்குது அதில் வந்து விளக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஏழு விளக்கு நெய் தீபம் ஏற்றணும் தாமரை தண்டு திரி இல்லைனாக்கா பஞ்சு திரியில் ஏற்றணுங்க அதே மாதிரி பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு தயிர் சாப்பாடும் லெமன் சாப்பாடும் ரொம்ப பிடித்தமான சாப்பாடுங்க அது கண்டிப்பாக ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க அந்த வாழை இலையில தான் வச்சு நீங்கள் இதெல்லாம் வழிபாடு பண்ணணும் அந்த வாழை இலையில் அந்த ஏழு நெய் தீபம் இட்டு தயிர் சாப்பாடும் லெமன் சாப்பாடு அதாவது எலுமிச்சை சாப்பாடும் வைக்கணும் அதில் வெற்றிலை பாக்கு பூ வாழைப்பழம் வைக்கணும் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மா எடுத்துக்கோங்க கலசம் வைக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கலசம் வைக்கும்போது மா எடுத்துக்கணும் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு தேங்காய் முழு தேங்காவை மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சு அம்மன் வழிபாடு மாதிரி அது பண்ணிடுங்க அந்த தண்ணிக்குள்ளே என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் பச்சை பூரம் வாசனை திரவியங்கள் ஜவ்வாது உங்களுக்கு என்ன வாசனை திரவியம் இருக்கோ நீங்கள் அது போடலாம் மஞ்சத்தூள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இதெல்லாம் ஊற்றி நீங்கள் கலசமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணிவிட்டு மாயலையை போட்டு ரெடி பண்ணி வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு கீழே வந்து நீங்கள் வாழை இலை போட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் வைக்கிறீங்க வச்சு முடித்த அவங்களுக்கு பானகம் ரெடி பண்ணணும் அதாவது வராகி அம்மனுக்கு மெயினாக பானகம் ரெடி பண்ணணும் அதில் வந்து வெல்லம் சுக்கு ஏலக்காய் தட்டி நீங்கள் வந்து பானகத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய வழிபாட்டு முறைகள் வந்து என்னென்னா இதுதான் வழிபாட்டு முறைகள்ங்க ஆனால் நீங்கள் மந்த்ரா சொல்லணும் அதாவது வராகி அம்மனுடைய மந்திரம் சொன்னீங்கன்னா போதுமானது ஆனால் சிம்பிளான மந்திரம் இருந்தாலும் ஓகே நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் மந்திரம் சொல்லி முடித்த வாட்டி தான் நீங்கள் வந்து எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்கள் அந்த அதாவது நம்ம பானகம் வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரசாதம் நெய்வேத்தியம் வச்சுருக்கோம்ல அப்போ வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் அது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது பெரியவங்க யாராவது இருந்தாங்கனாலும் நீங்கள் தீபாதனை காட்ட சொல்லலாம் சிம்பிளாக நீங்கள் வந்து தாயை தரிசனம் பண்ணணும் நூற்றெட்டு தடவை நீங்கள் சொல்லணும்னா ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை வச்சுக்கோங்க ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி இது நீங்கள் சொன்னீங்கன்னா போதுமானது இல்லை காயத்ரி மந்திரம் தான் நான் சொல்லுவேன் காயத்ரி மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாலும் இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க காயத்ரி மந்திரமும் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாங்க நீங்கள் சொல்லி முடித்த வாட்டி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெய்வேத்தியமை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க இப்போ வராகியம்மனோட காயத்ரி மந்திரம் நோட் பண்ணிக்கோங்க நான் பொறுமையாக சொல்கிறேன் ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வராகி பிரச்சோதயாத் இன்னொரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் இது காயத்ரி மந்திரமுங்க இந்த காயத்ரி மந்திரமும் சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய சிம்பிளாக மந்த்ராஸும் சொல்லியிருக்கேன் அந்த மந்த்ராவும் நீங்கள் சொல்லி நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிவிட்டு ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலையில் நீங்கள் சொல்லிவிட்டு அந்த மாலையை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த வைப்ரேஷன் உங்கள் உடலில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றினா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் எரியும் தேங்காயில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது அப்போ வந்து இந்த ஏழு விளக்கு வேணுங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ஏழு விளக்கு வைக்கணுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் விளக்கு நீங்கள் சாமியை பார்த்த மாதிரி வைக்கலாம் தப்பு இல்லை அந்த தேங்காய் விளக்கு வைக்கும்போது கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் எரியும் அப்போ ஃபேனு எதுவுமே நீங்கள் போடாதீங்க அதே நின்று எரிஞ்சு அணையிட்டோம் தப்பு இல்லை அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்லாம் இது வந்து என்ன டைமில் பண்ணும் பஞ்சமி திதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆறு டு ஏழில் நீங்கள் பண்ணலாம் இல்லை நைட்டு ஒம்பது டு பத்து நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க இதை மறந்துடாதீங்க பஞ்சமி திதி அன்னைக்கு இது மறக்க வேணாம் கட்டாயம் இது செய்யுங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்